வணக்கம் இப்போ நாம் க்ரூட் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி செவன்த் ஃப்ரைடே ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே ஆகுது நம்ம அதில் எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூடாயில் ஆயில் மார்க்கெட்டில் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதான் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஜென்ரேட் ஆகிருக்க ஒரு கால் பார்த்தீங்கன்னா செல் கால் தான் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் மார்க்கெட் இப்போ ஏறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நமக்கு பை ட்ரெண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வரும் அதே மார்க்கெட் இறங்குற மாதிரி இப்போ இறங்குற மாதிரி இருக்குன்னொன்னே டக்குன்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு இது நம்ம மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் ஈவினிங் ரொம்ப ட்ரேடிங் வந்து பண்ணுறதில்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் அதாவது இந்த நைன் ஓ கிளாக் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்காது எந்த சைடும் ஒரு பெருசாக ட்ரெண்ட் எடுத்துகிட்டு மூவ் பண்ணாது அப்படின்ற ஒரு ரீசன் காண்டி தான் நம்ம வந்து எப்போயுமே ஓப்பனிங் மார்க்கெட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் வாரத்தில் ஒரு நாள் தான் வந்து ஓப்பனிங் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணும் நாங்கள் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறமா ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த ஃபாரின் மார்க்கெட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆக மார்க்கெட்னுடைய வால்யூம் வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து எந்த சைடு ட்ரெண்டு போதோ அந்த சைடுக்கு வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிடே வந்து நம்ம ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு என்ன மாதிரி கால் வருது அது கிடைக்கிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படி நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சாட்டில் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்க்கும்போது ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இதில் கேண்டில்ஸ்டிக்னுடைய கலர் பார்த்துருப்பீங்க ரெட் கலரில் போய்கிட்டு இருக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கேண்டில் கலர் சேமாக வர மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பை ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் வர மாதிரி செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வர மாதிரி ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் பார்த்தோன்னே இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன ஓகே இப்போ கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓகே ரெட் கலரில் ட்ரேடிங் போயிட்டு இருக்கு ஸோ இது வந்து செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்றக்காண்டி அடுத்தது என்ட்ரி எடுத்தா எங்கே எடுக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த ஃபஸ்ட் இருந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் sell at five nine four eight so நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ செல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைவ் நைன் ஃபோர் எயிட்டில் செல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கீழே ஃபஸ்ட் டாரட் எயின் பண்ணால் five nine thirty three point தேர்ட்டின்னு போட்டிருக்கு ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணால் ஃபிஃப்டீன் பாயிண்ட் மூவ்மெண்ட் டவுன் சைடில் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டாரட் வந்து அச்சீவ் ஆகும் இப்போதைக்கு மார்க்கெட் செல் கால் ஜெனரேட் ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டென் கிட்ட ஆகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி ரிவர்ஸ் ஆயிடுச்சு ரிவர்ஸ் ஆனதுனால நமக்கு பை டர்ன் ஸ்டார்ட் ஆகுது இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்திருக்கு ஃபைவ் நைன் சிக்ஸ்டி டூவில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க red colour line stop loss line நமக்கு இதில் ஷோ பண்ணுற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five nine seventy six point ninety so five nine seventy seven வருதான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது நமக்கு வந்து ஒரு ஃபைவ் நைன் செவன்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க வந்துச்சு ஃபைவ் நைன் செவன்ட்டி ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ நமக்கு ஃபைவ் நைன் செவன்ட்டி ஃபைவ் கிட்டக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு ஒரு டென் கேண்டில் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஃபைவ் நைன் செவன்ட்டி ஃபைவ் கிட்ட வரையில் ரிவர்ஸ் ஆச்சு இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபைவ் நைன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் போயிருக்கு ஸோ நமக்கு பைக்கால் வந்தது ஃபைவ் நைன் சிக்ஸ்டி டூ இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் செவன்ட்டி எயிட் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு ஸோ இப்போ டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்ததில் நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டிக்கு வந்திருக்கு sell at five nine five two அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லைன் நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் ஃபிஃப்டி டூவில் வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா five nine thirty seven point twelve அதாவது five nine thirty seven range reach out ஆகுதா ஃபிஃப்டீன் பாயிண்ட் அச்சீவ் ஆகுதான்றதான் பார்க்க போகிறோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வாலட்டைல் இருக்குது நல்லா அப் அண்ட் டவுன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாற்றி மாற்றி போகுது ஸோ இதான் நம்ம வந்து சொன்னது எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த ஆஃப்டர்நூன் டைமில் தான் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிக்கும் நல்லா அந்த மூவ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லா அந்த சைடு ரீச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்குது இப்போ ப்ரீவியஸ் கால் கூட பாருங்கள் பைக்கால் கிடச்சிச்சு நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு நல்லா மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே இறங்கினதில் நமக்கு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு இந்த ட்ரெண்டையும் பார்த்து எல்லாம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு செவன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ எயித் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சடனாக டவுன் சைடில் இறங்கினதில் ஃபைவ் நைன் ஃபார்ட்டி ரேஞ்ச் அதான் ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்துச்சு அதை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கிக்கிட்டே வருது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன் ஃபைவ் டூ இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டாரட் வந்து ஃபைவ் நைன் தேர்ட்டி செவன் வந்து ரீச் அவுட் ஆகணும் ஸோ அது ரீச் அவுட் ஆகுதான்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும் மார்க்கெட் ரைஸ் ஆகி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு பை கால் இறங்குதுன்னோன்னா நமக்கு டக்குன்னு பாருங்கள் இப்போது டுவெல் ஃபார்ட்டிக்கு செல் கால் வந்துச்சு வந்த கால் ஒரு எயிட் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் நைன் தேர்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரிடே ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க பார்க்கும்போது மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த கால்ஸ் பார்த்து நம்ம ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக ட்ரேட் பண்ணுறீங்க கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னா எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள் அதான் வந்து நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன கால் வந்துச்சுன்றதை நம்ம இப்போ வந்து ஷோ பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டவுனில் இறங்குச்சு இறங்குனது பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டார டைம் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபுல்லாகவே நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் ஒரு ஒன் ஹவராக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் செல்லிங்கில் இறங்கிக்கிட்டே இருக்குது இப்போ ட்ரேடிங் வந்து five nine twenty one range கிட்டக்க போய்கிட்டு இருக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டுவெண்ட்டி மேலே ஆகுது நமக்கு செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல செகண்ட் டாரட் பிரேக் அவுட் ஆனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ டுவெண்ட்டிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆனதில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்துச்சுன்றனால அகெயின் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நமக்கு இந்த மாதிரி தான் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கேற்ற ஏற்ற மாதிரி அந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஒரு கால் வந்திருக்கு buy at five nine three nine அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்டக்கூடிய line five nine fifty three point eighty five so five nine fifty four வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் செகண்ட் ஆரட் பார்த்தீங்கன்னா five nine sixty eight point sixty nine கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ட் தான் நீங்கள் எவ்ரிடே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் மாறக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து நமக்கு இமிடியேட்டாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ நம்மளுடைய வேலை அந்த கால் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டின் மேலே ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் தேர்ட்டி நைனில் அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் நைன் செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஒரு தேர்ட்டி பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் அவுட் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் செகண்ட் டாரட்டும் இப்போ பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேனல் கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறத வச்சு மார்க்கெட் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு entry point target and stop loss use பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ